அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் வருகிற அக்டோபர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு உண்டான குரு பயிற்சிக்கான பலன்களை தான் பார்க்கலாங்க பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாங்க ராசின்னு சொல்லும் போது ராசியும் நம்ம எடுத்துக்கலாம் கூடவே நம்ம லக்னத்தையும் எடுத்துக்கலாம் உங்க ராசி கட்டத்தை பார்க்கும்போது லா போட்டிருக்கோம் அந்த லால வந்து லக்னம்னு எடுத்துக்கோங்க அந்த லக்னத்துக்கு என்ன லக்னம் அப்படின்னு சொல்லி நீங்களே ஜாதகம் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அதனால் பன்னெண்டு ராசிக்கும் சரி லக்கணத்துக்கும் இப்போ நம்ம பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்கணத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாங்க இப்போ மேஷத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் வரப்போறாரு மிக மிக சிறப்பு வாய்ந்த இடங்க அது கடந்த ஆண்டு வந்து தந்தை கூட வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் மனக்கசப்பு குழப்பங்கள் வாழ்க்கையில் நிறைய இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது எட்டாம் இடத்துலேருந்து குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்திற்கு அவர் வீட்டுக்கு தனுசு வீட்டுக்கு குரு பகவான் வரதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க கடன் பிரச்சனை இருந்தால் கூட கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் கண்டிப்பாக ஜாப் கிடைக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக இது பர்மனன்ட் ஜாப் இந்த தடவை கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ அக்டோபர் மாதம் தான் மாறுது அப்படின்னா அதுக்கு டிஃபரன்ஸ் முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆகஸ்ட்லேருந்து உங்கள் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து இருந்து ஐந்தாம் பறவையை மேஷத்தை பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் மனபலம் எல்லாமே நல்லா இருக்குங்க உடல் ரீதியான பிரச்சனை முன்பு இருந்ததுன்னா கூட இப்போ அது சரியாகும் அதனால் மேஷராசிக்கு இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாம் குரு பயிற்சிக்கான பலன் வந்து செல்வ செழிப்புடன் இருப்பீங்க நினைத்த காரியம் வெற்றி பெறும் அடுத்து ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாங்க ரிஷபத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு அவர் வீட்டுக்கு ஆட்சி எட்டுக்குடைவன் ஆட்சி பெற்றா உடல் ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏற்படும் சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா சர்ஜரி யாராவது பண்ணியிருப்பீங்க அப்படி இல்லைன்னா நிறையா கிட்னி ஸ்டோன்ஸ் இல்லை கால்பிளடர் ஸ்டோன்ஸ் இருந்திருக்கலாம் அது மூலிமா உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் ஸ்டொமக் ப்ராப்ளம் அந்த மாதிரி கண்டிப்பாக இருந்திருக்கும் இப்போ இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது படிப்படியாக சரியாகும் இது எட்டாம் இடத்துல சனி பகவானும் கேதும் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் இப்போ இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது படிப்படியாக உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபது வரைக்கும் இந்த குரு பயிற்சி சொல்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முடியணும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இருந்தாலும் உடலை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டும் எடுத்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு ரிஷபராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்து மிதன ராசி மற்றும் மிதன லக்கணத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாங்க மிதன ராசி பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே நிறைய பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் மனக்கசப்புகள் குழப்பங்கள் வீட்டில் பிரச்சனைகள் இதெல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துல கலத்திரஸ்தானத்துல சனி பகவான் கேது பகவான் இருக்கிறதுனால அது அப்படியே ஏழாம் பார்வையா மிதனத்தையும் பார்க்கறதுனால உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் அதிகமா இருந்திருக்கும் மிதன ராசி மற்றும் மிதன லக்கனத்துக்கு உண்டான பலன்களை தான் சொல்கிறேன் இப்போ கேட்டுக்கோங்க இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ இப்போ குரு பகவான் இருந்து தனுசுக்கு ஏழாம் இடத்துக்கு வரதுனால அவர் வீட்டுக்கு அது வரதுனால ஏழாம் இடம் பலம் பெறுது அப்போ கணவன் மனைவி பிரிந்திருந்தவங்க கூட ஒன்றாக சேரத்துக்கான வாய்ப்புகள் இந்த அக்டோபருக்கு மேலே கண்டிப்பாக இருக்குங்க நிச்சயம் வந்து ஒன்றா சேருவாங்க மனக்கசப்போட வாழ்றவங்க கூட இப்ப இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது சுமூகமான ஒரு நிலை ஏற்படும் ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட்டுக்கு மேலேயே உங்களுக்கு அந்த திருப்பு முனை கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் வாழ்க்கையின் ஒரு டேர்னிங் பாயிண்டா கூட அமையும் உங்களுக்கு ஜாப்லயும் சரி தொழிலையும் சரி சொந்த தொழில் செய்யறவங்களுக்கும் சரி ரொம்ப அமோகமா ரொம்ப அமோகமா இருக்குன்னு சொல்லலாம் மிதுன ராசிக்கு அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்க போகுது லைஃப்ல கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபது வரைக்கும் உண்டான குரு பயிற்சி தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் மிதன ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இதுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கொடுக்கலாம் மிதன ராசி மற்றும் மிதன லக்கணத்துக்கு அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதனால இந்த வாய்ப்பை வந்து விட்டுறாதீங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இந்த வருடம் ஏன்னாக்கா அந்த சனி பகவான் ஏழாம் பறவையை மிதனத்தை பார்க்கும்போது ரொம்ப சோர்வாக இருக்கும் அதிகமாக மந்தத்தன்மை ஏற்படும் கண்டிப்பாக இந்த வருடம் அப்படி தான் இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த அக்டோபருக்கு மேலே அந்த பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா குரு பகவான் வர்றதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த சுறுசுறுப்பு மந்தத்தன்மை போய் சுறுசுறுப்பு அடுத்த வேலையை நம்ம செய்யணும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு யோசனை பண்ணுவீங்க உங்களை தொழிலை மாற்றுவீங்க இல்லை அப்டேஷன் புது விஷயம் ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் நினச்சி கண்டிப்பாக அது பண்ணுவீங்க அது சக்ஸஸும் பண்ணுவீங்க கண்டிப்பாக மிதன ராசிக்கும் மிதன லக்கணத்துக்கும் இந்த குரு பயிற்சி வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து காத்துட்டு இருக்குங்க உங்களுக்கு பேர் புகழோட இருப்பீங்க நிச்சயம் நடக்கும் அடுத்து கடக ராசி மற்றும் கடக லக்னத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாங்க கடக லக்னம் கடக ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா விருச்சகத்துலேருந்து ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு கடகராசிக்கு வந்து வ குரு பகவான் வரப்போகிறாரு அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைகள் இருக்காது ஆனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அக்டோபர் மாதம் வரலும் கடகராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் எதனால குரு பார்வை இருக்குது அதுக்கப்புறம் குரு பார்வை இருக்காது அடுத்து பத்தாம் இடத்தை பார்க்குது கடகராசிலேருந்து பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடம் விரைஸ்தானம்னா சுப செலவுகள் ஏற்படும் அடுத்து புதுவிதமாக ஏதாவது தொழில் மாற்றங்கள் இந்த மாதிரி நடக்கும் அது மூலியமாக தன லாபங்கள் கிடைக்கும் அதனால் கடக ராசி மற்றும் கடக லக்கணத்துக்கு இந்த குரு பயிற்சி பலன் ரொம்ப நல்லாவே இருக்குங்க அடுத்து சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கணத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாங்க சிம்ம ராசி சொல்லவே தேவையில்லைங்க இப்போ ஆகஸ்ட்லேருந்தே அவங்களுக்கு சம் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும் தொழில் ரீதியாகவும் சரி ஜாப் விஷயமா இருந்தாலும் ப்ரமோஷன் கிடைக்கும் பர்மனண்ட்டாக இருக்காதவங்களுக்கு கூட இந்த தடவை அவங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து எதிர்பாராத ஒரு திருப்பம் கண்டிப்பாக அமையும் பணவரவுகள் அதிகரிக்கும் அக்டோபருக்கு முன்னாடியே இவங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும் சிம்ம ராசியும் சரி சிம்ம லக்கணத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன் பணவரவு இவங்க எதிர்பார்க்காத ஒரு பணவரவு வந்து இவங்களுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியெல்லாம் வருவீங்க சாதிப்பீங்க இந்த டைம் நீங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரிசர்ச்சோட முடிவு வந்து அக்டோபர்ல கண்டிப்பா நீங்க பண்ணி அதை சாதனை புரிவீங்க நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா பணவரவு நிச்சயமா அதிகரிக்கும் இது நாள் வரைக்கும் பிரச்சனையில் இருக்கிறவங்க கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி இனி அந்த பிரச்சனை இருக்காது கண்டிப்பாக நல்லா ஏர்ன் பண்ணுவீங்க அதை எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் வந்து உங்கள் லைஃப்பில் அமையும் இந்த சிம்ம ராசிக்கும் சரி சிம்ம லக்னத்துக்கும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நான் கொடுப்பேங்க நான் தொண்ணூற்றி எட்டே கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சிம்ம ராசிக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன் நான் நல்லா கவனமாக கேளுங்க உங்கள் ராசி கட்டம் எடுத்து பார்த்தீங்கன்னா லா போட்டிருக்கோம் லக்கணம்னு சொல்லி போட்டிருக்கோம் அது என்னன்னு பாருங்க சிம்ம லக்கணமாக இருக்கான்னு அதை செக் பண்ணி பாருங்க இருந்தது அப்படின்னா சிம்ம லக்னமாக கூட இருக்கலாம் இல்லை ராசியாக கூட இருக்கலாம் எதுனாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குரு பயிற்சி பலன் ரொம்ப அமோகமாக இருக்குது இந்த டைம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் நினைச்ச காரியம் நிச்சயம் நிறைவேறும் ஏன்னா ஒன்பதாம் இடத்த சிம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தையும் பாக்குறாரு பதினோராம் இட லாபஸ்தானத்தையும் பாக்குறதுனால எந்த விதமான தொழில் செஞ்சாலும் லாபம் கிடைக்கும் அதிகப்படியான ஒரு லாபம் கிடைக்கும்னு சொல்லலாம் அடுத்து சிம்ம வீட்டையும் பாக்குறதுனால உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏதாவது கடந்த ஆண்டு இருந்தா கூட இந்த ஆண்டு வந்து இந்த இருந்து இருபதுக்குள்ள இந்த குரு பயிற்சிக்கு உண்டான அந்த டைமில் வந்து கண்டிப்பாக எந்த பிரச்சனையுமே இருக்காது ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பீங்க வெற்றி நிச்சயம் அடுத்து கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாங்க கன்னி ராசின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்துக்கு விருச்சகத்துலேருந்து அதாவது தனுசுக்கு குரு பகவான் தன் வீட்டுக்கே வராரு அப்போ வந்து நாலாம் இடம் சுகஸ்தானம் கண்டிப்பாக வந்து இந்த குரு பயிற்சி பலனில் கன்னி ராசிக்காரங்க இல்லை கன்னி லக்னக்காரங்க புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கலாம் வீடு கட்டலாம் சுப செலவுகள் அவங்க கண்டிப்பாக பண்ணலாம் நிலமோ வாங்கலாம் இல்லை வீடு கட்டலாம் இல்லை வண்டி வாகனங்கள் கார் கூட நீங்கள் வாங்கலாம் இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கூட நீங்கள் அதை வாங்குற மாதிரி இருக்கும் பழசு ஏதாவது கார் இருந்தால் கூட புதுசாக அதை கொடுத்துட்டு புது கார் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் தாய்க்கு இவங்க மூலியமா அந்த கன்னி ராசியோட அம்மாங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனை கடந்த ஆண்டு இருந்திருந்தா கூட இந்த இந்த குரு பயிற்சியில் வந்து அது படிப்படியாக குறைஞ்சி சரியாயிடும் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்துக்கு உண்டான பலன்களை தான் சொல்லிட்டு இருக்கேன் அவங்களோட தாயாருக்கு சொல்லிட்டு இருக்கோம் அதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லா இருக்கும் அடுத்தலாம் மனக்கசப்பு கூட ஏற்பட்டிருக்கலாம் அவங்க அம்மாக்கும் பிள்ளைக்கும் கன்னிராசியோட அவங்களுக்கும் அவங்க அம்மாக்கும் கருத்து வேறுபாடுகள் சில வாக்குவாதங்கள் கூட நடந்திருக்கலாம் இந்த குரு பயிற்சியில அது சுமூகமான ஒரு நிலைக்கு கொண்டு போகும் அதனால க நிச்சயமாக ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் கன்னிராசிக்கு நல்லா இருக்குங்க அடுத்து துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாங்க துலாம் ராசியிலேருந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடத்துல விருச்சகத்துலேருந்து தனுசுக்கு மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால துலாம் ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சி ஏன்னா துலாம்லேருந்து ஏழாம் பார்வையா குரு பகவான் வந்து தனுசுலேருந்து ஏழாம் பார்வையாகவும் பார்க்குறாரு துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அடுத்தது ஒன்பதாம் இடம் அடுத்தது பதினோராம் இடம் எல்லாம் கேந்திரஸ்தானத்தையே பார்க்கறதுனால ரொம்ப அமோகமான ஒரு வெற்றி காத்துட்ருக்கு இவங்களுக்கு வெற்றி இவங்களுக்கு நிச்சயம் தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கும் சரி நிச்சயம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா துலா ராசிக்கு மன ரீதியான பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏதாவது இருந்திருந்தா கூட கடந்த ஆண்டு இப்போ இந்த தடவை படிப்படி அது குறைஞ்சி நல்லா இருப்பாங்க மூன்றாம் இடத்துக்கு போகிறதுனால இளைய சகோதர சகோதரி சார்ந்த அவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது அவங்களாம் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க அவங்க மூலியமா ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் துளாராசிக்கு நிறையவே இருக்குங்க இந்த குரு பயிற்சி பலன் துளாராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அடுத்து விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாங்க விருச்சக ராசி பார்த்தீங்கன்னா விருச்சகத்துல இருந்து தான் குரு பகவான் இரண்டாம் இட தனஸ்தானத்துக்கு வராரு ஆல்ரெடி அங்க வந்து சனி பகவானும் கேதுவும் இருக்காங்க அதுல குரு பகவானதுனால தனஸ்தானமே ஆட்சியில இருக்கிறதுனால வாக்குஸ்தானம் தனஸ்தானம் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த குரு பயிற்சி பலன் வந்து இவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்கு ஏன்னா அவங்களோட பார்வை வந்து எட்டு ஆறு எட்டு பத்து விருச்சக ராசிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால ஆறு எட்டுன்றது மறைவு ஸ்தானம் அடுத்து பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக தொழில் மாற்றம் தொழில் வளர்ச்சி அந்த மாதிரி கண்டிப்பாக இவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுங்க அடுத்து இரண்டாம் இடம் தனஸ்தானாதிபதி குரு ஆட்சியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்க நினைத்த காரையும் நிச்சயம் நிறைவேறும் தனம்னா பொருளாதார ரீதியாக அவங்க முன்னேறுவாங்க விருச்சக ராசிக்காரங்க இனிமேல் தான் உங்கள் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுன்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சி பலன் ரொம்ப நல்லாவே இருக்குங்க விருச்சக ராசிக்கு சரி விருச்சக லக்கணத்துக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அதில் சனி பகவான் இருக்கிறதுனால வாக்குஸ்தானம் இப்போ ஜோதிடம் ஏதாவது பார்க்குறதா இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு அப்படியே பழிக்கும் அவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து நிச்சயம் பழிக்கும் அது அதனால் வெற்றி நிச்சயம் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்கணத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசி மற்றும் தன் தனுசு லக்னத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாங்க ஜென்ம குரு வராரு குரு தன் வீட்டில் ஆட்சி பெறாரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும் அது வந்து என்ன பார்வையில் பார்க்குறேன்னா ஏ ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாங்க அதனால் ரொம்ப சிறப்பு தாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்குறாங்க கலத்திர ஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து திருமணம் ரொம்ப லேட்டாக ஆயிட்டுருக்கு இன்னும் செட் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த தடவை செட் ஆகிடும் இப்போ இருந்தே பார்க்க ஆரம்பிங்க கண்டிப்பாக வந்து நிச்சயம் இந்த ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபதுக்குள்ளே கண்டிப்பாக திருமணம் நடக்கும் நீங்கள் பார்க்க ஆரம்பி ராசிக்காரங்க நிச்சயம் வந்து அவங்களுக்கு தனுசு லக்கணமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குங்க மற்றபடி ரொம்ப தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கணத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் இது நாள் வரைக்கும் இருந்ததுனால ரொம்ப பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க மனக்கசப்பு மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியான பாதிப்பு வந்து அதிகமாக இருந்திருக்கும் குடும்ப குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் இருந்திருக்கும் சிக்கல்கள் இருந்திருக்கும் இனி அந்த பிரச்சனைகள் இருக்காது இந்த குரு பகவான் வர்றதுனால அந்த சிரமம் வந்து கண்டிப்பாக குறையும் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை தடைகள் வந்து விலகும் இனி சந்தோஷம்தான் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்துக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபது வரைக்கும் அடுத்து மகர ராசி மற்றும் மகர லக்கணத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாங்க மகர ராசி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வராரு அப்போ விரைஸ்தானத்துல குரு வந்து ஆட்சி பெறதுனால சுப விரயங்கள் ஏற்படும் நிலம் வீடு வண்டி வாகனங்கள் இதுமெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சப்போஸ் விரை செலவுகள் வேற இதெல்லாம் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுப செலவை மாற்றிக்கோங்க மகர ராசி மற்றும் மகர லக்கணத்துக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் நல்லா கவனமாக பாருங்கள் லக்னம்னா ராசி கட்டத்தில் உங்களுக்கு லா போட்டிருக்கும் அந்த லக்னம் என்னன்னு சொல்லி பாருங்கள் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் என்ன லக்கணம்னு சொல்லி அவங்க அதில் போட்டிருப்பாங்க உங்கள் ஜாதத்தில் எடுத்து பாருங்கள் தெரியும் அப்போ வந்து மகர ராசி மற்றும் மகர லக்கணத்துக்கு சுப விரயங்களாக பண்ணிக்கோங்க ரொம்ப சிறப்பு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் கூட இது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்து உங்களுக்கு வந்து வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தொலைதூர பிரயாணம் வந்து நீங்க செய்வீங்க மகர ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி பலன் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லாங்க மன தைரியத்தோடையும் இருங்க கண்டிப்பாக நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் ரெகுலராக டெய்லி உட்காந்து காலையில் எந்திரிச்சு ஓம் சொல்ல பழகிக்கோங்க ஒரு பதினோரு முறை ஓம் சொல்லிட்டு அடுத்தது உங்கள் உங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க ஓம்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் என்னோட வீடியோஸ் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த ஓம் சாண்டிங் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தடவை நான் சொல்லி காட்டிடுறேன் ஏன்னா மகர லக்னத்துக்கும் மகர ராசிக்கும் அதிகப்படியே டென்ஷன் ஆவாங்க இந்த டைம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு ஏன்னா ஒர்க் டென்ஷனாக கூட இருக்கலாம் அதனால மன அழுத்தம் குறையறதுக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன் மனசு லேசாகிறதுக்கு அதே சமயம் நம்ம உடலையும் நல்லபடியாக பார்த்துக்கணும் அதுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன் ஓம் நல்லா கேட்டுக்கோங்க எப்படி உச்சரிக்கணும்னு ஒரு முறை நான் சொல்லி சொல்லி காட்டுறேன் நீங்கள் தினமும் காலையில் எந்திரிச்சு இது ஒரு லெவன் டைம்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் இல்லை இப்படியே டைம் இருக்குதுன்னு அப்படின்னா பதினெட்டு முறை சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும் இப்போ நான் ஒரு முறை எப்படி சொல்லணும்னு சொல்லி நான் சொல்லி காட்டுறேன் கேட்டுக்கோங்க ஓ அந்த இம் சொல்லும்போது தொண்டை வழியா இறங்குற மாதிரி வயிற்றுக்கு இறங்குற மாதிரி அந்த இம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுங்க கடைசியாக இது தினமும் வந்து இது நீங்கள் செஞ்சுட்டு வர வர உங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்பும் சரி மனதளவுக்கும் பாதிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது குறையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க இந்த குரு பயிற்சி பலன் ரொம்ப நல்லா இருக்குங்க மகர ராசிக்கு அடுத்து கும்ப ராசி கும்ப ராசி மற்றும் கும்ப லக்கணத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாங்க அப்போ கும்ப ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து பத்தாம் இடம் விருச்சக ராசியிலேருந்து பதினோராம் நாள் லாபஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகுதுங்க அப்போது லாபங்கள் அதிகமாக இவங்களுக்கு கிடைக்கும் லாபஸ்தானத்தை வந்து ஆட்சி பெறதுனால தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு ஏன்னா மூணாம் பறவையை சனி பகவானும் பார்க்குறாரு இப்போ குரு பகவான் வந்து பதினோராம் லாபஸ்தானத்துலேயும் ஆட்சியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜாப்ல ப்ரமோஷன் கிடைக்கும் பர்மனன்ட் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் டெம்பரரியாக இருக்கவங்களுக்கு பர்மனன்ட் கிடைக்கும் பிஸ்னஸில் ஒரு சில புதிய யுக்திகளை கையாண்டு நிறைய ஏர்ன் பண்ணீங்க பிஸ்னஸில் கண்டிப்பாக நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க நிறைய ஏர்னிங்ஸ் நிறையா இருக்கும் நல்லா சம்பாதிப்பீங்க இந்த தடவை வந்து ரைட் டைம் இது கடந்த ஆண்டு உங்களுக்கு அப்படி தான் இருந்திருக்கும் இப்போ குரு பயிற்சியும் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது கும்ப ராசிக்கும் சரி கும்ப லக்கணத்துக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது வெற்றி நிச்சயம் அடுத்து மீன ராசி மற்றும் மீன லக்கணத்துக்கு உண்டான பலன்களை பார்க்கலாங்க மீன ராசிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் வராரு பத்தாம் இடன்றது தொழில் அந்த தொழில் ஸ்தானத்துக்கு வரதுனால ஆல்ரெடி வந்து அங்கே சனி பகவான் கேது பகவான் இருக்கிறதுனால ஒரு புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு புதுசு பழசிய தொழில் நீங்கள் செஞ்சுட்டு இருப்பீங்க இருந்தாலும் புதுசாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க இந்த வருஷம் ஆனால் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பீங்க ஆராய்ச்சி பண்ணுவீங்க இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றி வந்து இருக்குன்னு சொல்லலாம் ஒரு உயர்ந்த பதவியை அடைவீங்க ஒரு நார்மலாக நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தீங்கன்னா அடுத்த ரேங்க்குக்கு நீங்கள் போவீங்க அடுத்தது வேலை வந்து வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வேலை மாற்றங்கள் ஏற்படும் உங்களோட ஜாப் ஆர்டினரி ஜாப் இல்லாமல் வேற ஒரு தொழிலுக்கோ இல்லை வேற ஒரு வேலைக்கோ நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அடுத்து அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உடல் ரீதியான சோர்வு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அது குறையணும் அப்படின்னா நீங்கள் ஓம் சொல்லிட்டு வாங்க தினசரி நீங்கள் வந்து ஓம் சாண்டிங் சொல்லிட்டே இருங்க கண்டிப்பாக வந்து மன அழுத்தம் கண்டிப்பாக குறையும் ஸ்ட்ரெஸ் இருக்காது அதிகம் டென்ஷன் ஆக வேணாம் மீன ராசிக்கும் சரி மீன லக்கணத்துக்கும் தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் தொழில் மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு கை கூடும் ஒரு தொழிலேருந்து இன்னொரு தொழிலுக்கு இப்போ புதுசாக ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் அச்சீவ் பண்ணக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்குது இயற்கையாகவே இருக்குது இருந்தாலும் மீன ராசிக்குண்டான அதிபதி குரு பகவான் பத்தாம் இட தொழில் ஸ்தானத்துக்கே வரதுனால ரொம்ப அமோகமா இருக்குன்னு சொல்லலாம் வெற்றி நிச்சயம் அதனால இப்போ வந்து பன்னெண்டு ராசிக்கும் நம்ம பார்த்துட்டோம் லக்னத்துக்கு உண்டான பலன்களையும் நம்ம பார்த்துட்டோங்க இப்போ இந்த ராசிக்காரங்க ஒவ்வொரு மேஷ ராசியா இருப்பாங்க ஆனா அவங்க லக்கணம் எடுத்து பார்க்கும்போது விருச்சக லக்கணமா இருப்பாங்க இல்லை மகர லக்னமாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி லக்னங்கள் மாறுபடும் இப்போ ராசி எல்லாத்துக்கும் ஒரே உங்களுக்கு தெரியும் இந்த ராசியில தான் நான் பிறந்திருக்கேன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னு ஆனால் லக்னன்றது அதே லக்னமாக கூட இருக்கலாம் இல்லை மாறி இருக்கலாம் அப்போ வந்து நான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் தான் இப்போ நான் பலன் சொல்லிட்டு இருக்கேன் அதனால ரெண்டு விஷயமும் எடுத்து இதில் பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படி லைஃப் என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போங்க ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த டைமு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் மகர ராசிக்கு மட்டும்தான் கொஞ்சம் இந்த டைம் வந்து உடல் ரீதியாக கொஞ்சம் பாதிப்பு இருக்குது அது கொஞ்சம் பார்த்துக்கணும் தனுசு ராசி ஆல்ரெடி ரொம்ப பிரச்சனை இருந்ததுனால இப்போ குரு பகவான் வர்றதுனால நல்லா இருக்குன்னு சொல்லலாம் மற்றபடி எல்லா ராசிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அதனால் யாரும் எதுவும் கவலைப்பட தேவையில்லை இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்